அனைவருக்கும் வணக்கம் crude oil one minute chart இன்றைக்கி டே டிசம்பர் ஒன் இப்போ டைம் வந்து ஒரு ஒன் தேர்ட்டிக்கு மேலே நமக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பை சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு டெய்லி பேசிஸ் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து நமக்கு அந்த டைமில் எப்படி ஜென்ரேட் ஆகுது அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் இது பர்டிகுலராக ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் நம்ம வாட்ச் பண்ணுறோம் க்ரூட் ஆயில் இன்றைக்கி ஒன் மினிட் சார்ட்டில் கரெக்டாக அந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஸோ இந்த ஒன் தேர்ட்டியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகும் அவங்க மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகிற டைம் கரெக்டாக அந்த ஃபாரின் மார்க்கெட் டைமில் நமக்கு ஒரு பை சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு buy at six six thousand five fifty ஓகேங்களா so six thousand five sixty seven தான் நமக்கு ஃபஸ்ட் டாரட் செவன்டீன் பாயிண்ட் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் லைன்ஸ் ஓகேங்களா first green colour line first target seventeen second green colour line அதனுடைய டபுள் கீழே இருக்கிற ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன் டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு இந்த மாதிரி சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வந்துடும் நம்ம வேலை இந்த வீடியோ பார்க்குறீங்களே அந்த மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அதில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் அந்த கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடணும் அவ்வளோதான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் டக்குன்னு பார்த்தோன்னே ஓகே இது ஒரு க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் வந்து போயிட்டுருக்கு இப்போ ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குதுன்னு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கலாம் பைக்கால் கால் இருக்க வரைக்கும் நமக்கு க்ரீன் கலரில் இருக்கும் செல் கால் ஜென்ரேட் ஆச்சுன்னா மட்டும்தான் ரெட் கலராகவே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும் கேண்டில் ஓப்பன் பாயிண்ட்லேருந்தே கேண்டில் கலரு ட்ரெண்டு எல்லாமே ஃபிக்ஸடாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக பார்த்தோன்னே புரிஞ்சுட்டு ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி மூவ் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் கால் ஜென்ரேட் ஆன ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு first order range break out பண்ணியிருக்கு அதுக்கப்புறமும் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே ஏறினதில் செகண்ட் டாரட் ரேஞ்சும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா டெய்லி இந்த மாதிரி வீடியோ ஜஸ்ட் பார்க்குறீங்களே அந்த மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் வர கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் நீங்கள் போட போகிறீங்க தேங்க்யூ